நெல்லை மாவட்டம் முன்னீர்பள்ளம் அருகேயுள்ள மூன்று கிராம பொதுமக்களுக்கு சமூக நல்லிணக்கம் குறித்து மாவட்ட எஸ்பி மணிவண்ணன் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் நெல்லை மாவட்டம் அருகே அருகேயுள்ள வடவூர்பட்டி கோபாலசமுத்திரம் ஆகிய இரண்டு கிராமங்களில் சமீபத்தில் அடுத்தடுத்து இரண்டு கொலை சம்பவங்கள் நடைபெற்றன இதனை அடுத்து மாவட்ட காவல்துறை சார்பில் அந்த பகுதியில் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் தடுக்கும் விதமாக நேற்று சமூக நல்லிணக்க விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது நெல்லை மாவட்ட எஸ்பி மணிவண்ணன் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் கோபாலசமுத்திரம் கொத்தங்குளம் செங்குளம் காலனி பகுதிகளைச் சேர்ந்த கிராம பொதுமக்களும் ஊர் முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தின் போது பேசிய மாவட்ட எஸ்பி மணிவண்ணன் சமூக நல்லிணக்கம் குறித்தும் சமூகத்தின் ஒற்றுமையை பேணுதல் குறித்தும் சாதி ரீதியான உயர்வு தாழ்வுகளை களைவதற்கு அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து செயல்படவும் அறிவுறுத்தினார் மேலும் சமூக வேறுபாடுகளினால் ஏற்படும் தீமைகள் மற்றும் பாதிப்புகளையும் அதனால் ஒவ்வொரு சமூகத்தில் ஏற்படும் பொருளாதார சிக்கல்கள் குறித்தும் தெளிவாக எடுத்துரைத்தார் இந்த கூட்டத்தில் நெல்லை மாவட்ட கூடுதல் எஸ்பி காவல் ஆய்வாளர்கள் உதவி காவல் ஆய்வாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்